இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அவர்கிட்ட வந்து ஒரு கிட்ட கிட்ட இருபத்தஞ்சு முப்பது நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம் அவர் வந்து காஷ்மீர்லேருந்து பிறந்து நிறைய அவர் வந்து நார்த் இந்தியாவிலே இருந்தவர் தமிழ்நாடு வந்து மிகவும் நேசிச்சிருக்காரு முக்கியமாக தமிழ் மக்கள் அவங்களுடைய நேர்மை கடின உழைப்பு அவங்களுடைய ஹானஸ்டி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகவும் பிடிச்சிருக்கு அண்ட் முக்கியமாக இங்கே இருக்கிற அந்த ஆன்மீக உணர்வு அவர் ரொம்பவும் இருந்திருக்கு அவர் வந்து சொன்னது வந்து இந்த தமிழ்நாடு இது நல்லதுக்காக நான் என்ன பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன் எவ்வளோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சார் பால் பால் தயிர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரியை வந்து உயர்த்திருக்காங்க இதுக்கு இந்த இந்த ஜிஎஸ்டி வரி உயர்த்தினா எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்து நோ யா அரசியல் பற்றியும் நம்ம வந்து விவாதித்தோம் அது இப்போ வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கு முடியாது தேங்க்யூ மறுபடியும் அரசியலுக்கு வருவதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா சார் இல்லை இல்லை இல்லை சார் அரசியல் சந்திப்பு அரசியல் குறித்து பேசுனீங்கன்னு சொல்றீங்க நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தான் ஒதுக்கப்பட்டதா இல்லை அதை பற்றி எல்லாம் உங்ககிட்ட பேச முடியாது தேங்க்யூ வெரி மச் பதினஞ்சாம் தேதி இல்லைனா இருபத்தி ரெண்டாம் தேதி தேங்க்யூ தேங்க்யூ இப்போ வேண்டாம்